வணக்கம் வினவி ஷார்ட் ஃபில்மு இந்த வினவி அப்படிங்கிறது கேள்விக்குறி அப்படிங்கிற மாதிரி மீனிங்னு சொல்லி சொன்னாங்க வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி தான் இதில் கடைசி வரைக்கும் இதுக்கான பதில் தேடிட்டு இருக்கணுங்க அதுலேயே லைஃப் போயிடுது சில பேர் கிடைச்ச பதிலில் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க சில பேர் வந்து அது இன்னும் பத்தாது பத்தாதுன்னு கடைசி வரைக்கும் ஒரு போராட்டமாக இருந்துகிட்ருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் இந்த குறும்படத்தில் வந்து அதாவது சோதனை இல்லாமல் சாதனை இல்லை ஸோ சோதனைக்குள்ளான ஒரு ஃபோட்டோகிராஃபர் அவர் வித்தியாசமாக ஏதாவது எடுத்து அதில் பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காரு எப்பவுமே சாதிக்கிற வரைக்கும் அவங்கள வந்து சமூகம் ஒத்துக்காது ஸோ அந்த வழி அதெல்லாம் தாங்கிட்டு பொறுமையோடு வந்து கஷ்டப்பட்டு பண்ணால் தான் எதையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக தான் இந்த படம் அப்படிங்கிறது இதில் ஒரு ஆர்டிஸ்ட்டுகள் ஒருத்தர் தான் மெயின் அப்புறம் சப்போர்ட்டிங்காக சக்தி வேணும்னு ஒருத்தர் வந்திருக்காரு பட் மெயினாக ஒரே ஒரு ஆள் ஆர்டிஸ்ட்டு அவரை வச்சு தான் படம் போயிட்டுருக்கு அந்த ஆர்டிஸ்ட்டோட தேவராஜன் என்னுடைய அசிஸ்டண்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்கும் அவர் தான் பண்ணியிருக்காரு ஸோ டைரக்டர் அவர் வந்து மணிகண்டன் வந்து இஎஃப்எக்ஸு எடிட்டிங்கு e இயக்கம் எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு ஸோ இதில் வந்து சிம்பிளான ஒரு அவுட்லைன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து அதை எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு நல்ல அழகான இடத்துல எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதுக்காக மெனக்கட்டு இது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்துக்கே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனக்கு வந்து ரொம்ப அந்த கேமரா ஒர்க்கு அது வந்து அந்த கரெக்டான லொக்கேஷனில் போய் கரெக்டான டைமில் அதில் வந்து விதவிதமாக வந்து ஏன்னா ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிறது வந்து கதையினுடைய நாயகன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கதைக்கு சினிமோட்டோகிராஃபர் வந்து அவ்வளோ தூரம் அது வந்து அழகாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜவஹர்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு ஸோ படம் பார்த்தோம்னா யார் பார்த்தாலும் இது யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி அவருடைய ஒர்க் இருந்தது அதே மாதிரி இதில் வந்து ஒரு சிம்பிளான படம் அப்படிங்கிறதுல வந்து கொஞ்சம் இஎஃப்எக்ஸ் e அது மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணினதுங்கிறது அது வந்து ரொம்ப அதாவது பெரும் பொருட்செலவில் தான் வந்து இப்போல்லாம் போய் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணுவாங்க சிஜி ஒர்க்கு அது இதுன்னெல்லாம் பண்ணுவாங்க பட் இவங்க வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமுக்கு தேவையான ஒன்றை வந்து அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி இதில் மியூசிக் டைரக்டரு இந்த மாதிரி படத்துக்கு வந்து இதுக்கு மியூசிக் வாசிக்கிறது இப்போது சிலதெல்லாம் கோபமாக இருக்குது சந்தோஷமாக இருக்கிறது சீரியஸாக இருக்கிறது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வந்து வரும் இதில் ஒரு ப்ளசண்ட்டாக போயிட்டுருக்கு அப்புறம் அவருடைய கன்ஃபியூஷன் அவருடைய கஷ்டங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் சின்ன டென்ஷன் வர்ற மாதிரி இப்படி அதுக்கு தகுந்த மாதிரி ஸோ மியூசிக் டைரக்டரும் திருப்தியான ஒர்க் பண்ணியிருந்தார் அதை மிக்சிங் பண்ண ஒரு அவரும் வந்து ரொம்ப நல்லா ஆடம் ஸ்மித்துன்னு சொல்லி பண்ணியிருக்காரு ஸோ மியூசிக் வந்து ரமன் ராஜேந்திரன் ஸோ இப்படி நிறையா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டு ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த படத்தில் வந்து அதான் ஒரு சா சாதிக்கணும் அப்படிங்கும்போது சோதித்து தான் ஆகணும் சோத சோதனை இல்லாமல் சாதனை இல்லை அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு சிங்கிளாக ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு நல்ல லொக்கேஷனில் போய் அதுக்கு ஒரு கதை பண்ணி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே டைலாக்ஸ் பண்ணி பண்ணது அப்படிங்கிறது வித்தியாசமாக இருந்தது பார்க்க பார்க்க அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற அந்த ஃபீல் கிடைக்கிற மாதிரி இருந்தது எண்டும் எதிர்பாராத விதமான விதத்தில் எண்டு பண்ணியிருந்தாங்க ஸ்பெஷல் எஃபெக்ட் எல்லாம் வந்து டைரக்டரே வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது பாராட்டப்பட வேண்டியதாக இருந்தது ஸோ இந்த டெக்னீஷியன்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வினவி அப்படின்னு ஒன்று பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது கமர்ஷியலாக இவங்களுக்கு ஏதாவது ஒரு கரு கிடச்சி இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த கமர்ஷியலாக வந்து ஒரு பாடம் பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு வந்து நிறையா ஒர்க் பண்ணுறதுக்கான அவங்களுடைய திறமைகள் வெளிக்காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வரும் அதனால் அதை அவங்க செய்யணும் இது வந்து செஞ்சது வந்து இது கமர்ஷியல் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒரு வித்தியாசமான களம் இன்னொரு களம் வந்து கொஞ்சம் கமர்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு களம் எல்லோரும் ரெகனைஸ் பண்ணிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு களத்தில் வந்து அதுக்கு உண்டான கரு எடுத்துகிட்டு பண்ணாங்கன்னா இதே டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து இது சிறப்பாக வேறு மாதிரி ஒன்று கொண்டு கொடுக்க முடியும் வேறு பேர் வாங்க முடியும் அப்படிங்கன்னு எனக்கு நல்லா மனசில் படுது அப்புறம் என் அசிஸ்டண்ட்டு தேவராஜ் அவர் நடிக்கணுங்கிறதுல வந்து ரொம்ப மெனக்கெட்டு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு அவர் மனசுக்குள்ளே நடிப்பணும்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியும் ஆனால் எப்போவுமே அந்த நடிப்பை வந்து வெளியே காமிச்சிக்கிற மாதிரிலாம் என்கிட்ட பேச மாட்டார் இப்போ இந்த மாதிரி படங்கள் மூலமாக தான் அவருடைய நடிப்பு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ எல்லாருமே இதில் இருக்கிற டெக்னீஷியன்ஸு எல்லாருமே சிறப்பாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி அடுத்தது இந்த ஒரு கரு வந்து களம் அது வந்து கொஞ்சம் சினிமாட்டிக்காக அதுக்கு தகுந்த மாதிரி கமர்ஷியலாக ஒரு களம் கிடச்சிது அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் வெளியே எல்லாராலையும் பாராட்டப்பட்டு இன்னும் பெரிய லெவலில் பேர் வாங்கி அடுத்தது பெரிய ஸ்க்ரீனில் கூட இவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க ஸோ வினவி நல்லபடியாக ஜனங்கக்கிட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்